வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் சிக்ஸ் ஃப்ரைடே மார்க்கெட் இப்போ பார்த்திங்கன்னா thirty five thousand nine fifty ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது மார்க்கெட் சடனாக பார்த்திங்கன்னா டவுனில் இறங்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அப்படி நமக்கு டவுனில் இறங்க ஆரம்பிக்கல ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட்டில் செல் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும்னு தெரியுது மார்க்கெட் கீழே இறங்குதுன்னு தெரியுது அது என்ன பாயிண்ட்டில் எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சொல்லும் அப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ செல் கால் வந்தனால கேண்டில் பாருங்கள் ரெட் கலரில் இருக்குது அது என்ன பாயிண்டில் பண்ணலான்னு பக்கத்திலே சகஷனும் கொடுத்துருக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டியில் செல் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கு ஸோ நாம் இப்போ ஒரு லாட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் நைன் சிக்ஸ்டியில் செல் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா கால்ஸ் வந்து கேண்டிலினுடைய கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்றனால கேண்டில் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆயிரும் அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா அது வந்து டவுன் ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்டை இன்டிமேட் பண்ணும் அதே கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அது பையிங் ட்ரெண்டை இன்டிமேட் பண்ணும் ஸோ இது மூலிமா நம்மளால் டெய்லி ஜஸ்ட் சார்ட்டை பார்த்தாலே போதும் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும் இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்றத உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் அதே சமயத்தில் இந்த கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பாயிண்டில் என்ட்ரி எடுக்கலாம்னு பாயிண்ட் சஜஷன் வந்துடும் அடுத்து இது என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் டார்கெட் ஒன் என்ன டூ என்னன்னு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெட் கலர் லைனில் வந்திருக்கு நம்ம எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா thirty five thousand eight seventy பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்குறோம் அக்கார்டிங் டு த சார்ட் மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இந்த மாதிரி எப்போல்லாம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் பையிங் ட்ரெண்டுக்கு க்ரீன் கலர் கேண்டில் வந்துட்டு கால்ஸ் வரும் செல்லிங் ட்ரெண்டுக்கு ரெட் கலர் கேண்டில் வந்துட்டு கால்ஸ் வந்து வரும் இந்த சார்ட்டில் இந்த மாதிரி நம்ம டெய்லி வந்து என்ன மாதிரி கால்ஸ் வந்திருக்கு எப்படி அது மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் எண்ட்லேருந்தே வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் பேங்க் நிஃப்டின்னு இல்லை நம்ம வந்து கமாடிட்டிஸ்க்கும் சேர்த்தே வந்து அப்லோடு வந்து பண்ணியிருக்கோம் க்ரூட் ஆயில் அதுபோக சில்வர் நேச்சுரல் கேஸ்னு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா channel name NSC commodity trader தான் அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்குறனாலும் பார்த்துக்கலாம் பழைய வீடியோஸும் வந்து பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் டெய்லி என்ன மாதிரிலாம் கால்ஸ் வந்து கொடுக்குது கொடுக்குற கால்ஸ் எப்படிலாம் மூவ்மெண்ட் ஆகுது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நமக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டியில் செல் கால் வந்திருக்கு வந்தது இப்போ தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ரேஞ்சில் ட்ரேடிங் போது ரிவர்ஸில் தான் இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது thirty five eight seventy reach out ஆகி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டென் ஃபிஃப்டி ஒன் ஆகுது நமக்கு கால் வந்துட்டு ஒரு எயிட்டீன் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆரட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணி thirty five thousand eight seventy வரைக்கும் இறங்கியிருக்கு இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு கால்ஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகுது ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுது நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த செல்லிங் ரேஞ்ச் அதுக்கு மேலே இந்த மாதிரி தான் ட்ரேடிங் மாற்றி மாற்றி போயிட்டு இருந்துச்சு but at the end of the market நமக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செல் கால் ஜென்ரேட் ஆனது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி நமக்கு அச்சீவ் வந்து ஆயிருக்கு அடுத்து நம்ம ஒரு ஆப்ஷன்லேயும் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆப்ஷனில் இன்றைக்கி என்ன மாதிரி கால்ஸ் வந்திருக்குன்ட்டு ஸோ இது வந்து ஃபியூச்சர் பேஸ்டு சார்ட் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இப்போ நம்ம பார்த்துட்டோம் இதை வச்சு நீங்கள் உங்களுடைய ஓன் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை டேரக்ட் ஆப்ஷன் பண்ணணும் டேரெக்டாக ஆப்ஷனில் இந்த சார்ட்டை நீங்கள் வச்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் டேரக்டாக ஆப்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மணி ஆப்ஷன் மட்டும்தான் ரெஃபர் பண்ணுறோம் ஏன்னா இந்த மணி தான் கொஞ்சம் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் அப்படியே அதில் வர கால்ஸும் வந்து அப்படியே ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாதிரி வரும் அதே சமயத்தில் இப்போ நமக்கு ஒரு நூறு பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா இந்த மணியில் மட்டும்தான் ஒரு வேகமாக நூறு பாயிண்ட் அச்சீவ் ஆகையில் ஒரு நைன்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் மூவ்மெண்ட் வந்து கொடுக்க முடியும் அதே ரொம்ப ஸ்லோவாக அச்சீவ் ஆனாலும் நம்மளால் ஒரு எழுபது அறுபத்தஞ்சு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் எடுக்க முடியும் ஸோ இப்போ நம்ம டேரக்ட் ஆப்ஷன் அதுவும் பார்த்துடலாம் இந்த மணி ஆப்ஷன் இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் இந்த money put option thirty six thousand put option so இன்றைக்கி இதில் புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஓப்பனிங்லேயே செல் கால் வந்துச்சு வந்துட்டு தான் ஒரு டென் ஓ டென் தேர்ட்டிக்கு அப்புறம் பைக்காலே வந்து ஜென்ரேட் ஆச்சு அப்படி ஜென்ரேட் ஆன பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சுவலி இதில் பைக்கால்னால் ஃபியூச்சரில் வந்து செல் கால் நம்ம பார்த்தோம் அதுதான் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பைக்கால் வந்திருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா பையன்னு சொல்லி வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரைஸ் வந்து நடந்திருக்கு இன்றைக்கி அதே மாதிரி மார்னிங் வந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இது வந்து புட் ஆப்ஷனில் வந்த கால் த்ரீ செவன்ட்டி ஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னா செல் பண்ணலான்னு வந்திருக்கு அது பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு two ninety two ninety five வரைக்கும் இறங்கியிருக்கு ஸோ நமக்கு ஆப்ஷனில் செல் கால் வந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த ஆப்ஷன் போய்க்கலாம் கால் ஆப்ஷன் எடுத்து பை பண்ணிக்கலாம் அதே புட் ஆப்ஷனில் செல் கால் வரையில் நம்ம கால் ஆப்ஷன் போகிற மாதிரி கால் ஆப்ஷனில் செல் கால் வந்தால் புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் ஸோ ஆப்ஷனில் இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நம்ம இதை பயன்படுத்தியும் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் அதனுடைய டீட்டெயில்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ